அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்புக்குரிய சோதரர்களே அஷேக் உமைசான் அவர்கள் தன்னுடைய ஜசாயிரு சுன்னா என்கிற நூலில் ஒரு முக்கியமான வழிகாட்டுதல் ஒன்றை பதிவு செய்கிறார்கள் உங்களிடத்தில் யாராவது ஒருவர் உங்களுக்கு பழக்கமானவர் வந்து கடந்த வாரம் என்னுடைய திருமணம் நடந்தது என்று ஒரு தகவலை சொன்னால் ஏன் என்னை கூப்பிடலை என்று நீங்கள் கேட்காதீர்கள் நான் ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு தான் ஒரு கார் வாங்கினேன் என்கிட்ட சொல்லவே இல்லை நான் இந்த ஒன்றாந்தேதி தான் முதல் மாத சம்பளம் வாங்கினேன் வேலையில் சேர்ந்து விட்டேன் ஏன்பா என்கிட்ட நீ சொல்லலை என்கிட்ட மஷூராகவே நீ கேட்கலையே இந்த கம்பெனியில் போய் சேர போகிறேன்னு இப்படியெல்லாம் உங்களிடத்தில் வந்து நண்பர்கள் சொல்லுகின்ற போது நீங்கள் ஏன் என்னிடத்திலே சொல்லவில்லை ஏன் என்கிட்ட மஷூரா பண்ணலை ஏன் என்னை கூப்பிடலை என்றெல்லாம் நீங்கள் அவர்களிடத்திலே அவருடைய மனதிலே வருத்தம் தோன்றும்படியான கேள்விகளை கேட்காதீர்கள் சொல்லாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் ஒரு மனிதன் ஒரு நண்பன் உங்களிடத்திலே வந்து தனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லும்போது அவனுக்கு வருத்தம் ஏற்படும்படி நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது மாறாக அவருக்கு நீங்கள் துவா செய்ய வேண்டும் அவருக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளையே சொல்ல வேண்டும் அல்லாஹ் வரக்க செய்வானாக முதல் மாதம் சம்பளம் வாங்கிட்டீங்களா அல்லாஹ் வரக்க செய்வான் மென்மேலும் உங்களுக்கு சம்பள உயர்வை அல்லாஹ் தருவானாக கார் வாங்கிட்டேன் என்று சொன்னால் அல்லாஹு தாலா உங்களுக்கு பயணங்களை லேசாக்கி தருவானாக எல்லா விதமான முசீபத்துகளிலிருந்தும் இருந்தும் அல்லாஹ் உங்களை பாதுகாத்து உங்கள் பயணங்கள் அனைத்தையும் சலாமத்தான பயணமாக ஆக்குவானாக என்று துவா செய்யுங்கள் திருமணம் நடந்துவிட்டது என்று சொன்னால் பாரக் அல்லாஹுலக்க வபாரக் அலைக் ஜமா பேனுக்குமா ஃபி ஹைர் என்கிற துவாவை அவர்களுக்கு நீங்கள் ஓதுங்கள் ஏனென்றால் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அஹப்புல் அமாலி இலல்லாஹ் அல்லாஹுக்கு ஒரு அடியான் செய்யக்கூடிய அமல்களிலெல்லாம் மிக பிடித்தமான அமல் எதுவென்றால் சுரூருன் துதுஹிலுஹு அலா முஸ்லிமின் ஒரு முஸ்லிமிடத்தில் நீங்கள் ஏற்படுத்துகின்ற மகிழ்ச்சி அல்லாவுக்கு மிகவும் பிடிக்கும் அவு தக்ஷிஃபு அன்ஹு குர்பஹு அவருடைய கவலையை அவரை விட்டும் நீக்குவது அல்லாஹுக்கு மிகவும் பிடிக்கும் அவு தக்லி அன்ஹு தைனா அல்லது அவர் கடன் சுமையில் இருந்தால் அந்த கடன் சுமையை குறைப்பதற்கு நீங்கள் செய்கின்ற உதவி அல்லாஹுக்கு பிடிக்கும் அவு தத்ருத அன்ஹு ஜூ அன் அல்லது அவர் பசியில் இருந்தால் அந்த பசியை அவரை விட்டு அகற்றுவதும் நீக்குவதும் அல்லாஹுக்கு மிகவும் பிடிக்கும் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் தபரானி என்கிற நூலிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது இப்படி ஒரு அடியான் உடைய இதயத்தில் நீங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது அல்லாவுக்கு மிகவும் பிடிக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் எனவே உங்களிடத்தில் யாரேனும் வந்து மேற்கூறப்பட்ட மேற்கூறப்பட்டது போல தகவல்களை சொல்வார்களானால் அவருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்கள் வாகிரு தவான் அலமதுல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து